ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் பியர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிளைன் வெரைட்டிஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சரியை நம்ம பார்த்தலாம் ஃபஸ்ட்டு சரியுடைய number one four zero one forty சரியுடைய நம்பர் ஒன் ஃபார்ட்டிங்க இது வந்து டார்க் ரெட் கலரில் வருது பல்லுவில் உங்களுக்கு கோல்டு டெஸ்டட் ஜரியில் ஒர்க் இருக்குது டாப் அண்ட் பாட்டமில் த்ரீ ஸ்ட்ரைப்ஸ் லைன்ஸ் மாதிரி வந்துடும் அதுவும் கோல்டு டெஸ்டட் ஜரி தாங்க body of sari and blouse வந்து உங்களுக்கு பிளெயினாக வரும் பல்லு மட்டும் உங்களுக்கு கோல்டு டெஸ்டட் சரியில் ஒர்க் வரும் வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணி இருக்கக்கூடிய சாரீங்க ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துடும் என்னதான் சில்க் மார்க் டேக்கோடு நீங்கள் பியூர் சில்க்குன்னு வாங்கினாலுமே அது பியூராக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக வீட்டிலேயே செக் பண்ணி பார்த்துக்கலாம் வீடியோ ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அண்ட் ஆல்சோ சில அப்டேட்ஸில் வந்து நம்ம சாரீ காட்டும் போதே கூட செக் பண்ணியும் காமிச்சிருக்கோம் ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் மட்டும் சிலது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் sari number one forty one பார்த்துட்ருக்கீங்க இது வந்து கோல்டன் எல்லோ கலரில் வருதுங்க இதுவும் பல்லுல டிசைன் டாப் அண்ட் பாட்டமில் த்ரீ ஸ்ட்ரைட்ஸ் லைன்ஸ் வருது இந்த வீடியோவில் நம்ம மூணு பேட்டர்னில் சாரீ பார்க்க போகிறோம் ஸோ மூணு ப்ரைஸ் ரேஞ்சஸ்லேயுமே இருக்க போதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு பேட்டர்னில் இருக்கக்கூடியது five thousand four hundred rupees with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குதுங்க ஐயாயிரத்தி நானூறுபாய்க்கு இந்த சாரீஸ் கிடைக்குது sari number one forty two இது வந்து டார்க் வயலட் கலர் இதுவுமே first pattern five thousand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 sari number one forty five இது வந்து second pattern second price range five thousand six hundred rupees வரக்கூடியதுங்க இது ஏன் அப்படின்னா பாடியிலையுமே உங்களுக்கு அந்த ஜரி லைன் வந்துடும் பல்லுலையும் கோல்டு டெஸ்டட் ஜரியில் ஒர்க் வரும் top and bottom three stripes லைன்ஸும் வரும் அண்ட் ஆல்சோ பாடியிலையும் வரும் மேபி இந்த கலர் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அடுத்த கலரில் நான் பாடியில் லைன் வரதையும் நல்லாவே காட்டுறேங்க இப்போ நீங்கள் பார்க்குறது mustard yellow and light green மிக்சிங்கில் இருக்கக்கூடிய sari sari number one forty five five thousand six hundred rupees next sari one forty six இதுவுமே five thousand six hundred rupees இதோடைய கலர்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பிக்காக க்ரீன் மாதிரி வருதுங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலராக வருது ஸோ க்ரீன் சொல்கிறனால இது க்ரீன் டோனாக இருக்குமா அப்படின்னா இல்லைங்க டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் இது நீங்கள் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த சேரீயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பாடியில் வரக்கூடிய அந்த லைன் ஜரி லைன் ஃபுல்லாகவே வருதுங்க ப்ளவுஸுக்குமே அந்த ஜரி லைன் வரும் ஸோ இந்த சாரீஸில் ப்ளவுஸுமே அட்டாச்சு தாங்க ஹோல் சாரியுடைய லென்த்து அதாவது blouse body of sari pallu பல்லுவில் வரக்கூடிய டசில்ஸும் சேர்த்து ஹோல் சாரியுடைய length six point one to six point two metre இருக்குங்க ப்ளவுஸுடைய லென்த்து எபவ் செவன்ட்டி சென்டிமீட்டர் இப்போ இது வந்து நீங்கள் பாயிண்ட் செவன் மீட்டர் மெஷர் பண்ணி கட் பண்ணி ப்ளவுஸ் வேணால் ஸ்டிச் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கட் பண்ணாமல் கூட நீங்கள் இந்த சாரிக்கு மேட்ச் பண்ணி கூட நீங்கள் ப்ளவுஸ் போட்டுக்கலாம் sari number one forty seven பார்க்குறீங்க இதுவுமே five thousand six hundred rupees இதோடைய கலர்னு பார்த்துட்டிங்கன்னா க்ரீமோட க்ரீமோட என்ன இருக்குன்னா லைட்டு சாண்டில் மிக்ஸ் ஆகிருக்குங்க ஸோ அது பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னா பெய்ஜ் கலர்லேயே லைட் பெய்ஜ் மாதிரி தெரியும் next sari number one forty eight ப்ளவுஸும் பல்லுவும் உங்களுக்கு டிசைன் வரும் சில்வர் டெஸ்டட் சரியில் வரும் பல்லுவில் என்ன உங்களுக்கு டிசைன் என்ன பேட்டர்னில் இருக்கோ அதே மாதிரி ப்ளவுஸ்லேயுமே வந்துடும் பாடி ஆஃப் சாரி உங்களுக்கு பிளைனாக வரும் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ப்ளவுஸ் போர்ஷன் சில்வர் சரியில் வருது பாடி ஆஃப் சாரி எல்லாமே உங்களுக்கு பிளைனாக வரும் இப்போ நீங்கள் பார்க்குற கலர் பிங்கிஷ் ஆரஞ்ச் இது வந்து five thousand eight hundred rupees பார்க்குறது தேர்ட் பேட்டர்னுங்க ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுங்கிற ப்ரைஸ்க்கு இந்த சாரி உங்களுக்கு கிடைக்கும் next sari sari number one forty nine இந்த கலர் வந்து எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இப்போ தான் இப்போ வந்திருக்கு இதில் ஒரு ரெண்டு பீஸ் தாங்க இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது அடுத்து வரக்கூடிய என்கொயரி பொறுத்து நம்ம மறுபடியும் இந்த கலர் வந்து மேக் பண்ணுறதுனாலும் பண்ணுவோம் பட் ஆனால் ப்ரீ புக்கிங் பண்ண முடியாதுங்க ஒன்ஸ் சாரீ வந்ததுக்கப்புறம் நம்ம அப்டேட் போடுவோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா புக் பண்ணிக்கலாம் பாட்டில் க்ரீன் ஏன்னா ப்ரொடக்ஷன் இப்போ கம்மியாக ஸ்லோவாக இருக்கிறதுனால நம்ம ப்ரீ புக்கிங் எடுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப டைம் எடுத்துக்குதுங்க மேக் பண்ணி கொடுக்கறதுக்கு ஸோ அதனால் நம்ம இப்போ கஸ்டமைசேஷனோ அல்லது ப்ரீ புக்கிங் ஆர்டரோ எடுக்கிறது இல்லைங்க நீங்கள் குரூப் அப்டேட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேணுங்கிற சாரி வரும்போது டக்குன்னு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டதுக்கு ஒன் ஃபார்ட்டி நைன் பாட்டில் க்ரீனில் இருக்கக்கூடியது ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸுங்க ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு சில்க் மார்க் ஸ்டிக்கரோடு தான் வருது நீங்கள் தாராளமாக வந்து சாரி வாங்கினதுக்கப்புறம் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் இந்த சில்க் மார்க்கை நீங்கள் ஸ்கேன் பண்ணாலுமே வரணுங்கிற நேம் வருங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்